இப்போ நீ நினைச்சிட்டு இருக்கிற யோசிக்கிற அனுபவிச்சிருக்கிற பெற்றிருக்கிற பார்த்திருக்கிற கேட்டிருக்கிற எல்லாவற்றையும் விட இதிலும் பெரிதானவைகளை ஒருவேளை இத்தனை நான் உன்னுடைய வாழ்க்கையில நீ பார்த்திராத வகையிலான அற்புதங்களை இனி வருகிற உன் வாழ்நாள் காலங்கள்ல நீ பார்க்க சில விஷயங்கள் நீங்க தேவனிடத்துல தேடுறீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அந்த விஷயங்கள் உலகத்துல மட்டுமல்ல உலக வரலாற்றுல மட்டுமல்ல பைபிள்ல கூட இல்லாம இருக்கலாம் வேதத்திலேயே இல்ல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம் அதையும் கூட கத்தர் உங்களுக்கு வேண்டுனா செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஒரு அவன் சொல்லுங்க பாருங்களா அவங்கள பார்த்து கேட்கிறேங்க முத முத ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அப்படி வயதான காலத்துல சொன்னார் உனக்கு நான் ஒரு பிள்ளைய தருவேன் ஆபிரகாம் ஆண்டு என்ன கேட்கிறாருன்னா எனக்கு என்ன தருவேன் அப்படி என்ன கேட்டாரு எனக்கு என்ன தருவேன் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் என் வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறானே இந்த இளையேசர் இவர் தான் எனக்கு அப்படிப்பட்ட நம்பத்தகுந்த ஒரு நபரா இருக்கிறான்னு சொல்லும் போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணாருங்க நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் இவருக்கு வயசு நீங்க கவனிச்சு பாருங்களேன் வயதான காலத்துல வயோதிபத்துல இருக்கும் போது வயசாகிவிட்ட இந்த மனுஷன் வயசாகிவிட்ட இந்த மனுஷன் எழுபத்தி அஞ்சு வயசுல அறுபத்தி அஞ்சு வயசுல தன்னுடைய மனைவி இந்த நிலைமையில வந்து இந்த வார்த்தையை நம்புறதுங்கிறது அவருக்கு எப்படி இருக்குதுன்னா ரொம்ப கஷ்டம் எழுபத்தி அஞ்சு வயசு இருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்ற வார்த்தைய நம்ப முடியாம ஜீரணிக்க முடியாம இது என்ன அப்படின்னு யோசிக்கும் போது அப்படி யோசிக்கும் போது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி வச்சு ஆண்டு பிள்ளையை கொடுக்குறாரு நூறு வயசு எழுபத்தஞ்சு வயசுல வாக்கு பண்ணும் போது நம்ப முடியாம போகுதுங்க ஆனா வாக்கு தத்தம் பண்ணி அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு வருஷம் எடுத்து வைக்கிறாரு கருத்தர் அது லூயா அறுபது வயசு கிழவிய அறுபத்தி அஞ்சு வயசு கிழவிய கத்து தொண்ணூறு வயசு கொண்டு வந்துட்டார் அது லூயா நான் சொல்றது உங்களுக்கு புரியணும் ஆபிரகாமும் ஆண்டவர் சொன்ன உடனே நம்பிடல சாராலும் ஆண்டவர் சொன்ன உடனே நம்பிடல ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் அந்த காலத்துல அந்த வயசுல வாழ்ந்தவர்களுக்குள்ள அந்த காலங்கள்ல அந்த வயசு உள்ளவங்களுக்கு பிள்ளை இல்லாம பிள்ளை பிறந்ததா அவங்க அப்ப என்ன செய்யல பார்க்கல கேள்விப்படல பிள்ளை பெத்தவங்க வேற பெத்துட்டு இருந்திருக்கலாம் ஆனா பிள்ளையே பெறாம அது வரைக்கும் அறுபது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் பிள்ளையே பெற்றெடுக்காம இருந்தவங்க யாரும் பிள்ளை பெற்றெடுத்ததாக அப்போ அவங்க நாட்கள்ல அது நடக்கல அதனால அவர் என்ன செய்யறாரு சொல்லுங்க அதான் உங்களை பார்த்து கேட்கிறேன் புதிய ஏற்பாட்டுல சகரியா எலிசபெத் உங்களுக்கு தெரியும் தானே சகரியா யாரு ஆசாரி வேதம் தெரியாதா இவருடைய முற்பிதாதான் ஆபிரகாம் அது இல்லையா முதல்ல அப்படி சுத்தி இப்படி சுத்தி வந்தா தான் ஆபிரகம் எனக்கு தகப்பட்டு சொல்லணும் இவரெல்லாம் டைரக்டாவே சொல்லுவாரு எங்க பூர்வீக பிதா யாரு அந்த அளவுக்கு அமே இப்போ சகரியாவுக்கு வந்து அவருடைய அவருடைய அந்திய காலத்துல அவருடைய கடைசி காலத்துல அந்த வயோதிபத்துல ஆண்டவர் வாக்கு பண்றாரு நான் உனக்கு என்ன செய்வேன் ஆனா பைபிள்ல போட்டுருக்குதுங்க சகரியா விசுவாசிக்கவில்லை அப்படி வேலை எடுத்துருப்போங்க விசேஷத்துக்கு வாங்க முதலாம் அதிகாரத்துல அந்த குறிப்பிட்ட பகுதியை நீங்க கவனிச்சீங்கன்னா அது எனக்கு ஆச்சரியமா இருக்குது இருபது அவசரம் பாருங்க இருபது அவசரம் பாருங்க இதோ தகுந்த காலத்துல நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினா இருப்பா இருப்பா இருப்பா இருப்பா அதெல்லாம் அப்புறம் நீ விசுவாசிக்கல நான் தகுந்த காலத்துல உனக்கு பிள்ளை தரணும்னு சொல்லி நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன் உனக்கு சொல்றேன் இந்த வார்த்தை நீ என்ன செய்ய மாட்டேங்கிற இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா சகரியாவுக்கு வந்து தன்னுடைய முன்பிதான் ஆபிரகாமுக்கு நடந்த அற்புதம் தெரியும் ஒரு ஆசாரியனாய் எத்தனை பேருக்கு விசுவாசத்தை கற்பித்து கொடுத்திருந்திருப்பார் எத்தனை பேர் விசுவாசிப்பதற்கு பழக்கி இருந்திருப்பார் எத்தனை பேருடைய விசுவாசத்திற்கு இவர் வாய்க்காலாய் இருந்திருப்பார் யோசிங்க நீங்க இப்போ இவருக்கு தேவன் சொல்ற வாக்கு தத்துவத்தை தீர்க்க தரிசனத்தை இவரால் என்ன செய்ய முடியல ஹலோ நம்புறதுக்கு ஏது இருக்கு ஏற்கனவே அந்த மாதிரி நடந்த சமாச்சாரம் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் ஆபிரியாவுக்கு பிறகு அநேகர் அதை கண்டிருந்திருக்கலாம் அநேகர் அப்படி வந்த அப்படிப்பட்ட கிருவைகளுக்குள்ள வந்திருந்திருக்கலாம் ஆபிரிகா மட்டுமல்ல வேதத்துல ஒரு உதாரணமா நான் சொல்றேன் ஆபிரிகாவை அந்த பைபிள் காட்டு அப்ப ஆபிரிகாவுக்கு பிறகு எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கிருமைகளை பெற்றிருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன் இப்போ ஆபிரிகா ஒரு உதாரணம் தான் கூட போதும் தானே முப்பிதா ஆபிரிகாவுக்கு நீர் இப்படி செய்தீர் நான் ஆகவே நான் அதை என்ன செய்கிறேன் நமக்கு விசுவாசிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் முன்னுதாரணமா இருந்தா கூட இந்த ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டல ஃபீஸ் கட்டாதவங்க எல்லாம் எந்திரிங்க அப்படிங்கும் போது இந்த ஃபீஸ் கட்டாத பிள்ளைகளுக்கு எல்லாம் யாராவது நம்ம கூட நிக்கிறதுக்கு இருக்க மாட்டாங்கன்னு பார்ப்பான் ஒரு ஆள் இருந்துட்டா போதும் அவனுக்கு தைரியம் வந்துடும் அதே மாதிரி டீச்சர்ட்ட அடி வாங்குறதுக்கு ஒருத்தரா நிக்கிறானான்னு பார்ப்பான் இல்ல அடி வாங்குறதுக்கு நாலு பேர் இருக்கிறான்னு அவனுக்கு ஒரு தைரியம் வந்துடும் இந்த ஊசி போடுறதுக்கு புதிய அரசு ஸ்கூல்ல வருவாங்க பார்த்துருக்கிறீங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த ஊசி போட திடீர்னு வந்துருவாங்க தடுப்பூசி போடுறோம் அதையும் போடுறோம் இதையும் போடுறேன்ட்டு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊசி போடுறதுக்கு முன்னாடி கையை கையில எல்லாம் போட மாட்டாங்க முன்னாடி தான் போடுவாங்க தேய்ச்சிக்கிட்டே நின்றுப்பான் ஊசியே போட போட மாட்டான் போட்டிருக்க மாட்டாங்க நான் முன்னாடி இருந்தே அப்பதான் இன்னைக்கு மாதிரி வந்து யூஸ் அண்ட் த்ரோ நீடில் எல்லாம் அன்னைக்கு கிடையாது அன்னைக்கு வந்து சுடுதலில கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு அந்த நீடில் தான் செய்வாங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்தானே ஆ சில பேர் ஆமாங்கய்யா குத்தி நானெல்லாம் நிறையா போட்டுக்கிறேன் சோத்திரம் தப்பிக்கலாம் முடியாது அது முன்கூட்டியால சொல்ல மாட்டாங்க சொன்னா கூட நாளைக்கு என்ன செஞ்சிருக்கலாம் ஆமா திடீர்னு வந்துருவாங்க ஸ்கூல்ல ரவுண்ட் அப் பண்ண மாதிரி குற்றவாளிகளை எல்லாம் ஆமா என்கவுண்டர் பண்ண மாதிரி சுற்றிலும் டீச்சருக்கு அதிகாரிகளா கேட்ட கூட்டி வாட்ச்மேன்ல இருந்து எல்லாரும் ரெடியா பக்கமா இருப்பாங்க மதுரை டீ கூட போக முடியாது அப்ப நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவன் போறவன் வரவன் எல்லாம் பார்த்து நமக்கு ஒரு தெரியும் இவனுக்கு தானே போட போறாங்க அப்படின்னு இந்த வரிசையில கூப்பிடுவாங்க பாத்தீங்களா அப்போ நீ போ நீ போ நீ போ எல்லாரும் தான் ஆகணும் அதுல ஒரு ஒரு என்ன தைரியம்னா இந்த முன்னாடி போட்டு வரணும்னு சொல்லுவான் அடுத்தது வரும்போது ஒண்ணு இல்லடா அப்படிமா பாத்தீங்களா அதுதான் இவனுக்கு ஒரு தைரியமா இருக்கும் அந்த முன்னாடி ஊசி போட்டவன் அலறானா கத்துறானா குதிக்கிறானா கதறானா துடிக்கிறானா பாத்துறணும் அவன் துடிக்கல அவன் கத்துல அவன் கதறல அப்படின்னா இதெல்லாம் ஒரு அற்ப அற்பத்தனமா நடந்த நான் கேட்கிறேன் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்றது ஏற்கனவே பைபிள்ல நடந்துருச்சுன்னா நம்புறது கொஞ்சம் நமக்கு ஆனா சகரியாவுக்கு நடந்ததை வந்து ஆண்டவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற சகரியாவுக்கு ஏற்கனவே நடந்திருக்கிறது தெரியும் சரி இருந்தாலும் கூட அங்கே அது என்னை ஆச்சரியப்படுத்துகிறது சகலையாவால விசுவாசிக்க முடியவில்லை எதிர வார்த்தையை அண்டலைன் பண்றீங்க ஊழியக்காரன் ஆசாரியன் தேவனுடைய சபையிலே தேவனுடைய நின்றவன் ஜனங்களுக்கு வழிகாட்டினவன் ஜனங்களுக்கு போதிக்கிறவன் ஜனங்களை விசுவாசிக்கும்படி பழக்கினவன் விசுவாச வாழ்க்கைக்குள்ளே பயிற்றுவிக்கிறவன் இப்படிப்பட்ட ஆசாரியனுக்கு ஆண்டு உனக்கு நான் ஒரு புள்ள தரேன்னு சொல்லும் போது என்ன செய்ய முடியல மீண்டும் அந்த வார்த்தையை மட்டும் பாருங்க இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற பாருங்க நிறைவேற போகிறேன் நீ நம்பினாலும் சரி நம்பாலும் சரி அது நிறைவேறும் ஐயா ஆண்டு சொல்றதை கேட்டுக்கங்க நிறைவேறுகிறதா இருக்கிற அப்படின்னு நான் டிசைடு பண்ணிட்டப்போ உனக்கு நான் பிள்ளை தர போறேன் அந்த காலத்திலே நிறைவேறும் என்று சொன்ன அப்படி போடல நிறைவேற போகிற அப்படின்னு அர்த்தம் இப்ப நீ விசுவாசிக்கிற ஆனால் நான் செய்ய தான் போறேங்கிறார் இதுல இதுக்கு புரியுது சிலதை விசுவாசித்தா தான் செய்வாரு சிலதை விசுவாசிக்கவில்லை என்றாலும் செய்வார் விலகிட்ட கொண்டு வராமல் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு தேவர் வாக்கு செய்யறத அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனக்கு குறித்ததை நிறைவேற்ற அவர் வல்லவர் எத்தனை பேர் நம்புறீங்க சரி இப்போ உங்களுக்கு குறிக்கிறத உங்களுக்கு ஆண்டவர் காட்டுறாருன்னு வச்சுக்கீங்களேன் எல்லாத்தையும் உங்களால் நம்ப முடியுமா ஏதாச்சும் ஒரு பேசுங்க உனக்கு நான் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னு ஆண்டு உங்களுக்கு இப்போ நீங்க இப்படி யோசிக்கிற போது எனக்கு ஒரு கேள்வி வருது அந்த அளவுக்கு ஜெவன் நானே நீங்க ஜெவன் நீங்க எங்கிட்ட போய் இவ்வளவு எதிர்பார்க்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்கிற மாதிரி இருக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்க தேவனோடு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது நல்ல தேவனோடு ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது நான் சொல்லுவேன் நிறைய தரிசனங்கள் சொப்பனங்கள் வெளிப்பாடுகள் வாக்கு தத்தங்கள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஆண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எத்தனை அதை ஆமோதிக்கிறீங்க நீங்க ஆமோதிக்கலாம் அதுக்கு இல்லைன்னு அர்த்தம் அப்படி இருக்குது அந்த அருவம் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் நிறைய அடிப்பாடுகள் கிடைக்குங்க நிறைய ஆண்டவர் காண்பிச்சுட்டே இருப்பார் ஆமா நிறைய உங்களோட ஆண்டவர் இடைப்பட்டுட்டே இருப்பார் பாத்தீங்க ஒண்ணு கூட அது வந்து தரையில விழுந்தபடி ஆண்டவர் விடவே மாட்டாங்க அலையிலூயா வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வார்த்தையினால வார்த்தையினால வெளிப்படுத்தினவர் வல்லமையினால நிறைவேற்றுவார் அந்த அர்த்தம் அதுதான் வாயினால் சொன்னதை கரத்தினால் செய்வார் அப்படின்னா வார்த்தையாய் சொன்னதை வல்லமையால் நிறைவேற்றுவார் அர்த்தம் எத்தனை புரியுது அப்ப ஆண்டவர் நம்மளோடு இடைப்படும் போது உங்களுக்கு தேவன் சிலதையெல்லாம் சொல்லிட்டு வராரு பாருங்க அதுல சில விஷயத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது நம்ப முடியாது அலையிலோயா நம்ம வந்து ஆபிரிகா மனைக்கு முககுப்புறம் விழுந்து சிரிச்ச மாதிரியும் சாரால் சிரிச்ச மாதிரியும் சகரையா இந்த இடத்துல திணறாரு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளும் நிறைய நேரம் என்னாண்டு சொல்றீங்க எனக்கா இப்படி எல்லாம் நடக்க போகுது எனக்கு போயா அப்படின்னு நான் உங்ககிட்ட வெளியரகமா பேசுறேன் என்னதான் வேதத்தை கற்றிருந்தாலும் என்னதான் வேத அறிவு நமக்கு இருந்தாலும் ஊழியம் பண்றவங்களா இருந்தாலும் விசுவாசித்து வாழ்றவங்களா இருந்தாலும் சில விஷயங்கள் எல்லாம் நமக்கும் சகரியா மாதிரி என்ன ஆயிடுதுங்க எத்தனை பேர் என்னோடு நின்று எத்தனை பேர் அதை பார்க்கிறீங்க நம்மளால என்ன செய்ய முடியல கம்பு கம்பெனியா நீ வேற இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா இந்த நேரத்துல எனக்கு ஒரு சைக்கிள் இருந்தாரு காருக்கு போயிட்டாரு நம்ம சில நேரம் இப்படி கம்பேர் பண்ணி பார்ப்போம் இந்த நேரத்துல எனக்கு ஒரு சிப்ப அரிசி இருந்தா போதும் அதை விட்டு போட்டு போய் பங்களா தருவார் பேலஸ் தருவாரு அம்பானியோட மீட்டிங்ல உட்கார வைக்கிறாரு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்னா முருகுருப்போம் சிலதெல்லாம் நமக்கு யார் சொன்னாலும் சரி தேவதூதரே வந்து சொன்னாலும் சகையா மாதிரி நம்மளால என்ன செய்ய முடியாது சொல்லுங்களேன் தேவன் பேசி தேவன் பேசி ஆபிரகாமும் சாராலும் தடுமாறினாங்க தேவ தூதன் பேசி சகரியா தடுமாறுது நீங்க மரியாதை கூட கேட்டா பாத்தீங்களா இது எப்படி ஆகும் ஆஹ் எனக்கு இப்பதான் என்கேஜ்மெண்ட் என்ன செஞ்சிருக்கு நாங்க இன்னும் என்ன செய்யவே இல்ல இன்னும் நாங்க கல்யாணமே பண்ணல கூடியா வாழல அதுக்குலாம் கர்ப்பவதி எங்கிருந்து கர்ப்பம் ஆகிறது கேள்வி நியாயம் அந்த கேள்வி நியாயம் ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பரிசுத்தாவியானவருடைய பலத்துல கர்ப்பமானதா ஒரு சமூகம் என்ன செய்யல அப்போ கடைசியில அந்த அம்மா சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க விசுவாசிக்கலாம் சொல்ல முடியாது விசுவாசிக்கிறாங்க ஆனா விசுவாசிக்க முடியல அதனால அந்த அம்மா ரொம்ப ரொம்ப ரொம்ப நாசிக்கா சொல்லி பார்க்க பாருங்களேன் நான் என் வகை கழிப்பேன் என்ன சொல்றாங்க இது எப்படி ஆகும் அப்போ அவர் சொல்றார் விளக்கம் சொல்றார் இப்படிதான் நடக்க போகுது உனக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிற யோசிப்பின் மூலமா நீ பெற்றெடுக்க போறது இல்ல பரிசுத்த ஆவியாளுடைய வல்லமைனால பரிசுத்த ஆவியானவர் மேல வந்து நிழலிடுகிறதுனால இந்த சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது பைபிள் அதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே நடக்கல அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே நடக்கல இந்த அம்மா கொஞ்சம் அப்படியே தடுமாறும் போது அதாவது இந்த அம்மா சொல்றாங்க இந்த ஆண்டவர் கடிமை அவர் என்ன செஞ்சாலும் சரியா வந்தாலும் செஞ்சாலும் தோத்துல தைரியனாலும் சொல்லுங்க என்ன சொல்லுங்க நான் ஆண்டவருக்கு இப்போ நீங்க நல்லா கவனிச்சுங்க இந்த மாதிரி வேதாகமத்துல சிறந்த தேவ மனிதர்களே பைபிள் காட்டுகிற அளவிற்கு உன்னதமாய் கருதப்பட்ட அப்படிப்பட்ட மனுஷர்களே சில நேரத்துல தேவனுடைய வாக்குகளை தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை விசுவாசிக்க முடியாதபடி என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லுங்க வேதத்தை கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆட்டு இப்படி செஞ்சார் இவங்களுக்கு இப்படி செஞ்சார்னு படிச்சுக்கிட்டு பிரசங்கிச்சுக்கிட்டு ஏதோ அதுல சிலதை பிடிச்சி குதிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சாதாரணமான நான் சொல்றேன் புறஞ்சாதி நான் இந்த வார்த்தையை ஒத்துக்கிறீங்க நான் தேவனுடைய ஜனத்தில் வந்த சுத்த இசரவேலன் அல்ல இசரவேலர்களே தடுமாறின போது இந்த புறஞ்சாதி நான் ஏமாத்தியது எத்தனை நான் சொல்ற புரியும் நம்மெல்லாம் புற ஜாதிங்க ஆமா நம்மெல்லாம் அந்நிய ஜாதிங்க அந்நிய ஜனங்க நேரடி கோத்திரத்துல வம்சத்துல வந்தவர்கள் அல்ல நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி இசரவேலின் கோத்திரத்துல வந்த சுத்த இசரவேலர்கள் அல்ல ஆமே ஆமா அவங்களே போராடி இருக்கிறாங்க அவங்களே மாறி இருக்கிறாங்க ஆண்டர்கிட்ட அவங்களுடைய முற்பிதாக்கள் பெற்ற நன்மைகளை விசுவாசிக்க முடியாதபடி என் பிதாவுக்கு இப்படி செய்தவர் என் தகப்பனுக்கு இப்படி செய்தவர் என்னுடைய பாட்டனுக்கு இப்படி செய்தவர் எனக்கு செய்ய மாட்டாரா அப்படிலாம் அவங்களே தடுமாறி இருக்கும் போது புறஜாதியாய் இருக்கிற நானும் நீங்கள் ஏமாத்தினோம் அநேக நேரங்கள்ல நம்ம விசுவாசிக்க முடியாம என்ன செய்யறா தடுமாறும் கவனியுங்கள் வேதத்துல கூட நடந்ததாக எழுதப்பட்டிருக்காத ஒரு விஷயம் வேதத்துல நடந்ததையே நான் சொல்றது புரியுது தேடினா கிடைக்காது பைபிள் அப்படி ஒரு விஷயம் பதிவு பண்ணப்படல சீலவாம் குருடன் சுகமானது உங்களுக்கு தெரியும் தானே சீலவாம் குருடன் சீலோவாவுக்கு அனுப்பப்பட்டு பார்வை திறக்கப்பட்ட குருடன் அவனுக்கு பேரு நான் வச்சிருக்கிற பேரு சீலோவாம் குருடன் நல்லா கேளுங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் முத முத பார்வை பெற்ற ஒரு விஷயமாக யோவான் சுவிசேஷம் பதிவு பண்ணியிருக்கிற அந்த அற்புதத்தில் ஒரு குறிப்பு இருக்கிறது ஒன்பதாம் அதிகாரத்தில் முப்பத்தி இரண்டாம் வசனத்தை எடுத்த ஒருத்தர் வாசிக்க பார்க்கல வேகமா யோவான் ஒன்பது முப்பத்தி ரெண்டு அறிந்திருக்கிறோம் முப்பத்தி மூணு படிப்பா பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று கவனிங்க உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே உலகம் உண்டான வரலாறு வச்சு சொல்ற பாருங்க எந்த இடத்துலயாவது பிறவி குருடர்கள் பார்வை அடைஞ்சதா இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா ஏற்பாட்டுல மறித்தவர்கள் உயிரோடு எழுந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது குஷ்டரோகிகள் சுகமானதாக எழுதப்பட்டிருக்கிறது மலட்டு கர்ப்பங்கள் திறக்கப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது அமே ஆனா குருடர்கள் பார்வையடைந்த ஒரு சம்பவத்தையும் பழையற்பாடு பதிவு செய்யவே ஆனா சங்கீத நூத்தி நாற்பத்தி ஆறுல சங்கீதக்காரன் சொல்லும் போது குருடரின் கண்களை கத்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்கிறார் அங்க முழங்கிட்டார் அலையா தீர்க்கதரிசனமா சொல்லியாச்சு எஸ்ஐயா தீர்க்கதரிசி சொல்றாரு இப்படி எல்லாம் அற்புதங்கள் நடக்கும் ஆனா நடந்ததாக பதிவு செய்யப்படல எத்தனை பேர் விளைவிக்கிறீங்க வார்த்தையை உள் வாங்கிட்டு வாங்க கவனமா கேட்டுட்டு வாங்க உங்களுக்கு விளங்க வைக்கிறதுக்கே நான் இன்னும் போராடிட்டு இருக்கிறேன் ஆவியாளர் உங்களோடு போராடிட்டு இருக்கிறார் உங்க அறிவுல கொண்டு தான் பதிய வைக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து ஆவியான ரிஸ்க் எடுத்திருக்கிறார் பதியாம அப்புறம் நீங்க அற்புதத்தை பெற முடியாது நீங்க அதை பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நன்மைகள் அற்புதங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே ஒன்றை கவனிங்க ஒன்றை விளைக்கீங்க உலகம் உண்டான நாள் முதல் அந்த புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வந்து அந்த குரலுக்கு பார்வை திறந்தார் பாத்தீங்களா பாப்பா குரலுடைய கண்களை திறந்தார் பாத்தீங்களா அது வரைக்கும் அப்படி ஒரு ரெக்கார்டே இல்ல எந்த அற்புதத்துக்கு தான் அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டு இருந்துச்சு அவருகாவுக்கு முன்னாடி அவருகாவுக்கு முன்னாடி வயோதிபத்துல அப்படி பிள்ளை பெற்றதாக தேவனால சம்பவமே விசுவாச வாழ்க்கையில விசுவாச வழியில இவர் தான் ஃபர்ஸ்ட் பிதா இவர் தான் இவர் தான் முதல் முற்பிதாவே இவர் தான் இவர்கிட்ட இருந்து தான் ஆண்டர் ஆரம்பிக்க போறார் இந்த ஜனத்தை ஆமே அப்போ இவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தான் வயோதிபத்துல உன் மனைவி கற்பம் தரிச்சு நீ பிள்ளை பெற போறப்பா அந்த பிள்ளையின் மூலமா நான் பூமியில் இருக்கிற வம்சத்தை நான் என்ன செய்ய போறேன் அப்போ அதுக்கு முன்னாடி ஒண்ணும் நடக்கல இப்படியே நீங்க பைபிள்ல தேடிட்டே வாங்க இப்படியே தேடிட்டே வந்தீங்கன்னா அந்த யாத்ராரம்பத்துல இஸ்ரவேலரை கத்தர் மீட்டு கொண்ட வரலாறு அதுக்கு முன்னாடி நடந்துச்சு நடக்கல வனாந்தரத்தில் இஸ்ரவேலை போஷிக்க மண்ணாக கொடுத்தார் பாத்தீங்களா அப்படி ஒரு ஆகாரத்தை முந்தி யாருக்கு தேவன் கொடுத்தார் கொடுக்கல அவங்க வஸ்திரங்கள் கூட பலசாலையில் போட்டு பாருங்க அதுக்கு முன்னாடி எங்க நீங்க அந்த அற்புதத்தை பாத்தீங்க புரியுது இந்த ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயை வச்சு பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் அந்த குடும்பமும் அவங்க வீட்டாரும் போஷிக்கப்பட்டாலும் போட்டிருக்குது அதுக்கு முன்னாடி எங்க அப்படி நடந்துச்சு அப்போ வேதத்துல பார்க்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் அதற்கு முந்தி அதற்கு ஒத்ததாக நடந்திருக்காது சில அற்புதங்கள் மட்டும் அதே பாணி நடந்திருக்கு அதுலேயும் சில சேஞ்சஸ் கத்தர் வச்சிருப்பார் ஆண்டவர் செத்து போனதா செத்து போனவங்களை எழுப்பிடுதா மூணு குறிப்புகளை பைபிள் பதிவு பண்ணிக்குது ஒண்ணு யவீனுடைய குமாரத்தி இன்னொன்னு நாயி நகர விதவையினுடைய மகன் இன்னொன்னு லாசர் மூன்று மறித்தவர்களை கத்தர் எழுப்பிடுதா போட்டிருக்குது மூன்று மரணத்திலுமே வித்தியாசம் இருக்கு யவீருவின் மகள் இறந்த உடனே இறந்த சில மணி நேரங்கள்ல கத்தர் போய் சுகமாக்கிட்டார் நாய் நகர விதவையின் மகனை ஏறக்குறைய ஒரு நாளாவது கடந்திருந்திருக்கணும் ஏறக்குறைய கடந்திருக்கணும் புதைக்க போகிற வழியிலே அவரை உயிரோடு இழந்துவிடுறார் லாசு எல்லாம் இன்னும் டிஃபரெண்ட் அவர் மூணு நாள் முடிஞ்சு நாலு நாளும் ஆகுது கல்லறைக்குள்ள வச்சு கல்லறையும் அடைச்சாச்சு பார்த்தா மறித்தவரை எழுப்புறதுலாம் நம்ம இந்த மூணு பேர்த்தையும் வச்சுட்டு இருக்கிறோம் ஆனா மூன்று பேருடைய மரணத்தினுடைய பின்னணி நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அந்த உயிர்த்தலுடைய பின்னணியை கவனிச்சு பார்த்தீங்கன்னா சில மணி நேரத்தில் உயிர்த்தரப்பட்டவள் யவீருடைய குமாரத்தி ஏறக்குறைய ஒரு நாளுக்கு பிறகு பல மணி நேரங்களுக்கு பிறகு உயிர்ப்பிக்கப்பட்டவன் நாயி நகர விதவையின் மகள் நாலு நாளுக்கு பிறகு சரீரம் அழுகி நார ஆரம்பித்ததற்கு பிறகு உயிர்ப்பிக்கப்பட்டவன் அந்த மூன்று செத்து போனதில் எழுப்பின இடத்துலயுமே மூன்று வித்தியாசமான குறிப்புகள் இருக்கிறது ஒரு குருடனை விசுவாசத்தினாலே சுகப்படுத்துகிறார் இந்த சீலவாக குருடனை சேர்த்தை உண்டு பண்ணி கண்ணில் பூசி போய் கழுவுன்னு சுகமாக்குகிறார் வித்தியாசம் இருக்கு என்ன இருக்கு ஒரு குஷ்ணரோகிய கத்தர் தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக விடுவிக்கிறாரு ஆமா பத்து குஷ்ணரோகி நீங்க பார்க்கிறீங்க வார்த்தையினாலே அவர்களை கத்தர் என்ன செய்யறாருன்னா சுத்தமாக்குங்க இன்னொரு விசுவாகி பழைய ஏற்பாட்டில் நீங்க பாக்குறீங்க யோர்தான போய் ஏழு தடவை முழுகு சொல்லி சுத்தம் அவனை யாரும் தொடல இருக்கிற சீ தொடல தேவனும் தொடல அலலூயா ஏழு தடவை நீ முழுகணும் ஆறு தடவை மாற்றம் வராமல் இருக்கலாம் ஏழாவது முழுகி எந்திரிக்கும் போது மாற்றம் வந்துடும் அலலூயா ஆச்சரியம் எல்லாத்திலையுமே ஆச்சரியங்க எல்லாத்திலையுமே ஆச்சரியம் ஆமா பாட்டுல காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நூறு கத்தர் ஏறக்குறைய அந்த இருபது கொண்டு பாக்குறோம் புதிய அஞ்சு அப்பத்தை வச்சு ஐயாயிரம் பேருக்கு வித்தியாசம் ஒரே மாதிரி ஒரே மாதிரி நடந்ததாக நீங்க நினைப்பீங்க வித்தியாசமான வல்லமை கத்தர் வெளிப்படுத்தி அந்த அற்புதத்தை வேற ஒரு ஏங்கல்ல கத்தர் நிறைவேற்றி இருந்திருப்பார் நான் இப்போ உங்களுக்கு என்ன கேட்க வரேன்னா பைபிள்ல நடந்ததை எழுதுறதையே நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் நம்மளால என்ன செய்ய முடியல அன்சேச்சபிள் பைபிள்ல கூட இல்லாத நம்மளால செய்யல எத்தனை பேருக்கு புரியல இந்த வார்த்தை எத்தனை பேர் விளைவிக்கிறீங்கம்மா வேதத்திலே இல்லப்பா வேதத்திலே இப்படி ஒரு அற்புதம் நடந்ததாக நீ பைபிள்ல தேடினா கூட பைபிள்ல கூட இல்ல ஆனா உனக்கு நடக்கும் ஆண்டு